வணக்கம் இன்றைக்கி நாங்கள் எஸ்பிஐயில் கால் ஆப்ஷனில் ட்ரேட் பண்ணோம் ட்ரேட் பண்ணதில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போதைக்கு எங்களுக்கு டூ தௌசண்ட் ருபீஸ் கிட்டக்க ப்ராஃபிட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா போய்கிட்டு இருக்கு சேனலுக்கு புதுசாக வரவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி ரிங் பல் செலக்ட் பண்ணிக்கோங்க அது மூலிமா தொடர்ந்து நாங்கள் போடுற ஒரு வீடியோஸ் அப்டேட்டடாக நோட்டிஃபிகேஷனில் வரும் அது பார்க்குற மூலிமா அப்டேட்டடாக இருக்கலாம் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சேனலுடைய நேம் என்எஸ்சி கமாடிட்டி ட்ரேடர் அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஹோம் பேஜ் வரும் அதில் ஃப்ரீ ஸ்ட்ராட்டஜி வீடியோஸ் இருக்குது அது பார்க்குற மூலிமா உங்களால் மார்க்கெட் நாலேஜ் கெயின் பண்ணிக்கலாம் இது போக நாங்கள் அட்வான்ஸான ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி சொல்லித்தரோம் அதனுடைய டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் டி காண்டாக்ட் பண்ணிங்கன்னா டீட்டெயில் தெரிஞ்சுக்கலாம் இது போக நாங்கள் வாட்ஸ்அப்பில் கமாடிட்டி லெவல்ஸ் ப்ரொவைட் பண்ணுறோம் இந்த லெவல்ஸ்னுடைய டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் வீடியோ கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் டி காண்டாக்ட் பண்ணால் டீட்டெயில்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் எஸ்பிஐ இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா எஸ்பிஐயில் பார்த்தீங்கன்னா ட்ரேடிங் வந்து பண்ணியிருந்தோம் எஸ்பிஐ பார்த்தீங்க அப்படின்னா தொடர்ந்து எங்களுடைய ஸ்ட்ராட்டஜி படி செல்லிங் ட்ரெண்டில் டவுன் சைடில் தான் இருந்துச்சு இன்றைக்கி ஓப்பனிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா நேற்று ப்ரீவியஸ் க்ளோஸ்லேருந்து ஓப்பன் ஆனதில் இன்றைக்கி நல்ல ஒரு மூமெண்ட் ஓப்பனிங்லேயே ஹெவியாக ஒரு ரேலி கொடுத்து பெரிய கேண்டில் வந்து மூவ் பண்ணுச்சு அதுக்கப்புறம் அதனுடைய கண்டினியூஷனாக பிரேக் அவுட்டும் வேறு நடந்துச்சு எங்கள் ஸ்ட்ராட்டஜி படி செல்லிங்லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா டக்குன்னு எங்கள் ஸ்ட்ராட்டஜி படி பையிங்காகவும் வந்து சேஞ்ச் ஆச்சு ஸோ பையிங்காக சேஞ்ச் ஆனதுனால நாங்கள் அந்த மொமெண்ட்டமை யூஸ் பண்ணிக்கிட்டோம் யூஸ் பண்ணிவிட்டு இன்றைக்கி நாங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கால் ஆப்ஷனில் வந்து பொஷன் வந்து எடுத்தோம் ஸோ அப்படி கால் ஆப்ஷனில் பொஷன் எடுத்ததில் தான் பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி எங்களுக்கு வந்து நல்ல ஒரு ப்ராஃபிட்ஸ் வந்து இப்போதைக்கு போய்கிட்டு இருக்கு மெயினாக டெக்னிக்கலாக பார்த்தீங்க அப்படின்னா எங்களுடைய ஸ்ட்ராட்டஜி வச்சு அனலைஸ் பண்ணோம் அனலைஸ் பண்ணதில் ட்ரெண்டு வந்து சேஞ்ச் ஆச்சு செல்லிங்லேருந்து பாசிட்டிவாக மாறிச்சு என்ட்ரி கிடச்சிச்சு பிரேக் அவுட் நடந்துச்சு இது எல்லாமே நடந்துச்சு ஸோ அதனால் நாங்கள் கால் ஆப்ஷன் வந்து சூஸ் பண்ணி இன்றைக்கி வந்து ஒரு லாட் அந்த மாதிரி வந்து பையிங் வந்து பண்ணியிருந்தோம் ஸோ அதில் இப்போதைக்கு வந்து போய்கிட்டு இருக்கு பட் ஃபண்டமெண்டலாக இன்னொரு காரணமும் இருந்துச்சு ஸோ அதுவும் வந்து ஒரு சப்போர்ட்டிவாக இருந்துச்சு ஃபண்டமெண்டல் ரீசன் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ தொடர்ந்து மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா லாக்டவுன் கண்டினியூஸ் இதில் வந்து மார்க்கெட் வந்து இறங்குச்சு அதுக்கப்புறம் அன்லாக் அனௌன்ஸ் பண்ணாங்க ஜூன் மந்த் ஸ்டார்டிங்கில் அப்போலேருந்தே பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக டென் தௌசண்ட் மேலே லெவன் தௌசண்ட் மேலேன்னு ஈச் மந்த் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு மாதமும் தௌசண்ட் பாயிண்ட்ஸ்க்கு மேலே நிஃப்டி வந்து க்ரோத் ஆகி மேலே வந்துட்டே இருக்குது ஸோ அப்படி இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா நிஃப்டி நல்ல ஒரு ஸ்டெபிளைஸ்டாக மேலே வந்துருச்சு பேங்கிங் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ஸ்லோவாக தான் வந்து ரைஸ் ஆகுது அதுக்கு காரணமும் இருக்குது ரீசன் பார்த்தீங்க அப்படின்னா நிறையா மொரட்டோரியம் வந்து அவங்க வந்து லோன் தள்ளுபடி பண்ணுறது லிக்விடிட்டிக்கு ப்ராப்ளம் வருது இந்த மாதிரி ஏற்பட்ட இஷ்யூஸ் வந்து போய்கிட்டு இருக்கு ஸோ இது எல்லாத்தினாலையும் தான் வந்து பேங்க் செட்டார் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ஸ்லோவாக தான் வந்து ரைஸ் ஆகுது எப்படியும் பேங்க் செட்டார் பழையபடி வரக்கு ஒன் டு டூ இயர்ஸ் மேலே ஆகும் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வந்து சொல்கிறாங்க அது போக மார்க்கெட்டும் பார்த்தீங்க அப்படின்னா பேங்கிங் செட்டார் ஓவரால் லுக்கே வந்து ஓரளவுக்கு நியூட்ரல் பாசிட்டிவ் அந்த மாதிரி தான் வந்து போய்கிட்டு இருக்கு ஸோ மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா என்றைக்கு இந்த மோரட்டோரியம் லிக்விடிட்டி வந்து பழையபடி ஆகுது லாக்டவுன் எப்போ ஃபுல்லாக ரிலீஸ் ஆகுது இதுக்கப்புறம் தான் வந்து நல்ல ஒரு பழைய நிலைமைக்கு வந்து வரும் ஸோ அது வரைக்கும் இந்த ஒரு ஸ்டேபிளான ஒரு நடுநிலையான மூவ்மெண்ட்டில் தான் பார்த்தீங்க அப்படின்னா பேங்கிங் வந்து போய்கிட்டு இருக்கும் இன்றைக்கி ஃபண்டமெண்டலாகவும் நியூஸ் இருந்துச்சு டெக்னிக்கலாகவும் எங்கள் சைடு பையிங் வந்துச்சு ஸோ இன்றைக்கி ஃபண்டமெண்டல் நியூஸ் வந்து மோடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்து இன்றைக்கி பேங்க்ஸ் அவங்க டேரக்டர்ஸ் கூட மீட்டிங் வந்திருக்கு ஸோ இதனால் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்துட்டு பேங்க் ரிலேட்டடில் இன்றைக்கி எதுவும் நியூஸஸ் வந்து ஹெவியாக வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆல் அரவுண்டு வந்து சர்ச் ஆயிருந்துச்சு ஸோ இதனால் எதுவும் மேபி நியூவாக வந்து எதுவும் யோசிப்பாங்க லிக்விடிட்டிக்கு எதுவும் திட்டம் வந்து இது பண்ணுவாங்க பிளான் பண்ணுவாங்க இந்த மாதிரி விஷயத்தினால பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து பாசிட்டிவாக வந்து எதிர்பார்க்கப்பட்டுச்சு அதனால தான் ஓப்பனிங்லேயே வந்து பாசிட்டிவ் கொடுத்துச்சு நிஃப்டி நெகட்டிவ்லேயே இருந்தாலும் பேங்க் நிஃப்டி மட்டும் கொஞ்சம் பாசிட்டிவ் மொமெண்ட்டம் பார்த்தீங்க அப்படின்னா மெயின்டைன் பண்ணிகிட்டே இருக்குது அதில் நாங்கள் வந்து இன்றைக்கி சூஸ் பண்ணது பார்த்தீங்கன்னா எஸ்பிஐ வந்து சூஸ் பண்ணோம் மேக்ஸிமம் வந்துட்டு கவர்மெண்ட் ரிலேட்டட் நியூஸஸ் வரையில் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ரிலேட்டடாக இருக்க பேங்க் தான் வந்து நல்லா வந்து ஃபஸ்ட்டாக வந்து மூவ்மெண்ட் தரும் ஸோ அதனால் நாங்கள் சிம்பிளாக எஸ்பிஐயை வந்து சூஸ் பண்ணோம் அப்படி சூஸ் பண்ணதில் பார்த்தீங்க அப்படின்னா தொடர்ந்து கண்டினியூஸாக பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்லோவாக மார்க்கெட் வந்து ரைஸ் ஆச்சு நாங்கள் பெரிய மூவ்மெண்ட் எதிர்பார்த்தோம் பட் ஆல்மோஸ்ட் இப்போ ஒரு மிட் ஆஃப் த டே வரைக்கும் மார்க்கெட் வந்து வந்துருச்சு இப்போதைக்கு பார்த்தீங்க அப்படின்னா எஸ்பிஐ வந்து இந்த ஒன் நைன்ட்டி த்ரீ ரேஞ்ச் வந்து டச் ஆச்சு ஒரு லெவன் ஓ கிளாக் கிட்டக்க அப்போலேருந்து ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அந்த ரேஞ்சு தான் ஒன் நைன்ட்டி த்ரீயை தான் மெயின்டைன் பண்ணிகிட்டே இருக்குது ஸோ நாங்களும் வந்து பார்த்தோம் ப்ராஃபிட் ப்ராஃபிட்ஸ் வந்து ஓகே இப்போதைக்கு வந்து நல்ல ஒரு டீசென்ட் ப்ராஃபிட்ஸ் இருக்கனால இப்போயே வந்து புக் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் வந்து எதிர்பார்க்குறோம் ஏன்னா நாங்கள் எடுத்தது டென் ஃபிஃப்டி கால் ஆப்ஷனில் one ninety five call option எடுத்தோம் டென் ஃபிஃப்டி இருக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் ஒரு லாட் வந்து சூஸ் பண்ணியிருந்தோம் ஸோ அது பார்த்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் ஒன் பாயிண்ட் ஃபைவ்க்கு மேலே வந்து போயிடுச்சு ஸோ இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா எங்களுக்கு இப்போதைக்கு five thousand five thousand hundred இந்த மாதிரி ப்ராஃபிட்ஸ் வந்து போய்கிட்டு இருக்கு ஸோ நாங்கள் அந்த எடுத்த ஒரு லாட்டை இப்போ கவர் பண்ணால் ஃபைவ் தௌசண்ட் கிடைக்கிது புக் ஆகுது அப்படின்றனால இப்போதைக்கு இந்த பாயிண்ட்ஸ்லேயே வந்து கவர் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போதைக்கு பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் வந்து ஃபினிஷ் பண்ணுறோம் எஸ்பிஐ கால் ஆப்ஷனை ஸோ மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்லோவாக தான் வந்து ரைஸ் ஆகுது நியூஸ் வந்து சப்போஸ் நெகட்டிவ் ஆச்சு அப்படின்னா அப்படியே வேகமாக மார்க்கெட் ஏறின வேகத்துக்கு இறங்கவும் செய்யும் ஸோ மார்க்கெட்னுடைய ரியாக்ஷனுக்கு முன்னாடியே நல்ல ப்ராஃபிட்ஸ் வந்துருச்சு எக்ஸ்பெக்டேஷன் தான் வந்து காரணம் ஆக்சுவலி எக்ஸ்பெக்டேஷன் பாசிட்டிவ் நியூஸாக வரும் அப்படின்ட்டு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கனால மார்க்கெட்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 டீட்டெயில்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் நன்றி